மலம்பேட்டுங்கிற பேர் கொண்ட ஒரு கிராமத்துல ஒரு டிகிரி காலேஜ் இருக்கு அந்த காலேஜில் எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்தது அந்த காலேஜில் காமேஷ் ரோஹன்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க காமேஷ் ஆட்டோ ஓட்டுற ராஜுவோட பையன் அப்புறம் ரோஹன் ஒரு வட்டிக்காரர் லல்லனோட பையன் லல்லன் ரொம்ப வசதியானவர் ஒரு நாள் லல்லன் சேட் ரோஹன் கிட்ட என்ன சொன்னார்னா இங்க பாருப்பா வர்ற பரீட்சையில நீ பாஸ் பண்ணிடு அது போதும் நான் உனக்கு நீ என்ன விருப்பப்படுறியோ அதை வாங்கி கொடுக்குறேன் அப்பா எனக்கு ஒரு பைக் வேணும் நான் தான் உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல ஆனா காமேஷோட அப்பா ராஜு ஒரு ஏழை ஆட்டோ ஓட்டுறதுனால காமேஷுக்கு எதுவுமே வாங்கி தர முடியல காலேஜில் பரீட்சை முடிஞ்சு போச்சு அப்புறம் அன்னைக்கு ரிசல்ட்டும் வர இருந்தது அதனால எல்லாரும் நோட்டீஸ் போர்ட் கிட்ட கூடி நின்னாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரிசல்ட்டை பார்த்துட்டு பாஸ் ஆனவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் ஃபெயில் ஆனவங்க எல்லாம் எழுதுகிட்டு இருந்தாங்க அப்புறம் ரோஹன் காமேஷ் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் தேர்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் எங்க அப்பா கிட்ட என்ன கேக்குறனோ அது எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாரு ஏன்பா ரோஹன் நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்பா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன் அப்பதான் எல்லாரும் காமேஷ் கிட்ட ஒரு பார்ட்டி கொடுக்க சொல்லி கேட்டாங்க பாருங்க உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல எங்க அப்பா ஒரு ஆட்டோவை மட்டும் ஓட்டி எங்க குடும்பத்தையே நடத்திக்கிட்டு இருக்காரு என்னால இப்போ உங்களுக்கு ஹோட்டல்ல பார்ட்டி கொடுக்க முடியாது நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வாங்க அங்க உங்க எல்லாருக்கும் சுவையான சாப்பாடு தரேன் அதுக்கு எங்க அப்பா முடியாதுன்னா சொல்லவே மாட்டாரு எங்களை என்ன பிச்சைக்காரங்கன்னு நினைச்சியா வீட்டுல சாப்பாடு கொடுப்பாரா ஆனா எங்க அப்பாவை பாரு நான் தேர்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கேன் ஆனா எங்க அப்பா எனக்கு ஒரு பைக் வாங்கி தரேன்னு சொல்லி இருக்காரு உங்க அப்பா ஒரு கஞ்சூஸ் காமேஷ் வீட்டுக்கு வந்து தன்னோட ரிசல்ட்டை பத்தி அவனோட அப்பா ராஜு கிட்ட சொன்னான் ராஜுவும் தன்னோட மனைவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்போதான் காமேஷ் என்ன கேட்டான்னா அப்பா எனக்கும் ஒரு கிஃப்ட் வேணும் அப்பா எல்லாரும் அவங்க பசங்களுக்கு அவங்க வீட்ல ஏதாவது வாங்கி தராங்க என்னால காலேஜுக்கு நடந்து போக முடியல எனக்கு ஒரு சைக்கிளாவது வாங்கி கொடுங்கப்பா சரிப்பா கண்ணா நிச்சயம் பாக்குறேன் அதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் அப்பதான் ராஜுவோட மனைவி என்ன சொன்னாங்கன்னா என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க பையனுக்கு எப்படி சைக்கிள் வாங்கி கொடுப்பீங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா அட கீதா அவன் நமக்கு ஒரே ஒரு பையன் அது மட்டும் இல்லாம அவன் எக்ஸாம்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கான் வயசு பசங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசை இருக்க தான் செய்யும் நான் அதுக்கு ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சிட்டேன் அடுத்த வாரம் அவனுக்கு பிறந்த நாள் இல்ல அப்ப அவனுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட கொடுக்க போறேன் அப்படி சொல்லிட்டு ராஜு காமேஷ் பிறந்த நாள் அன்னைக்கு அவனோட கண்களுக்கு கட்ட கட்டி விட்டாரு மெல்ல மெல்ல அவனோட தோல் மேல கைய போட்டு தன்னோட வீட்டில இருந்து வெளியே கூட்டிட்டு போனாரு வெளியே வந்து கண்கட்ட திறந்த உடனே காமேஷ் ஆச்சரியத்தோட பார்த்தான் அங்க ஒரு புது ஸ்போர்ட்ஸ் பைக் இருந்தது அதை பார்த்து காமேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டுறதுக்காக அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு அவன் புறப்பட்டான் பாத்தியா கீதா என் பையனோட முகத்துல எவ்வளோ சந்தோஷம்னு நான் பைக் கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிருவேன் அத பத்தி கவலையே வேண்டாம் ஆனா என் பையனோட முகத்துல இருக்கிற சந்தோஷம் லட்சத்துக்கு சமமானது ஏழ்மையான பலூன் விற்கிறவன் இது சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் சாரங்பூருங்கிற ஒரு கிராமத்துல விமலுங்கிற பேர் கொண்ட ஒரு பையன் இருந்தான் அவன் தெரு தெருவா போய் பலூன் வித்துக்கிட்டு இருந்தான் அவனுக்கு ஒரு தங்கச்சியும் இருந்தா அவ பேரு ராதா விமல் அப்புறம் ராதாவோட அப்பா சில வருஷங்களுக்கு முன்னாடியே தவறிட்டாரு அப்புறம் அவங்களோட அம்மா ரமா நாலஞ்சு வீட்டுல வீட்டு வேலைகளை செஞ்சு அவங்க வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் விமல் பலூனை எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க அம்மாவோட கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை பார்த்ததும் என்னோட அம்மாவுக்கு கட்டிக்க நல்ல அழகான சாரி ஒன்று கூட இல்லை பாவம் நான் இன்னைக்கே அவங்களுக்காக நிறைய பலூன்ஸை வித்துட்டு ஒரு புது சாரி வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுப்பேன் சரிம்மா நான் வியாபாரத்துக்கு கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு விமல் பலூன்ஸை எடுத்துக்கிட்டு பஜாருக்கு கிளம்பிட்டான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கேயும் இங்கேயும் சுத்தினான் ஆனா யாருமே ஒரு பலூனை கூட வாங்கவே இல்ல அவன் திரும்பி வீட்டுக்கு வந்ததும் அவனோட தங்கச்சி அவன் கிட்ட என்ன கேட்டான்னா அண்ணா இன்னைக்கு நீங்க எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க நீங்க தானே சொன்னீங்க பேல்பூரி வாங்கிட்டு வரேன்னு அத மறந்துட்டீங்களா என்ன தங்கச்சி அப்படி கேட்டதும் விமல் ரொம்பவே வருத்தப்பட்டான் அடுத்த நாள் விமல் பலூனை எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்புனதும் அப்ப அங்க இருந்த ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட பலூன் வாங்கி தர சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான் அப்பா அப்பா அந்த பலூன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு எனக்கு ஒன்னே ஒன்னு வாங்கி கொடுங்கப்பா இந்தப்பா பலூன்கார பையா ஒரு பலூன் என்ன வேலை சார் நான் ஒரு பலூனை மூன்று ரூபாய்க்கு தான் வித்துக்கிட்டு இருக்கேன் ஆனா உங்களோட இந்த அழகான பையனுக்காக நான் ரெண்டு ரூபாய்க்கு தரலான்னு இருக்கேன் என்னது ரெண்டு ரூபாவா ஒரு ரூபாய்க்கு தரதா இருந்தா இல்லனா கிளம்பு இல்லனா இடத்த காலி பண்ணி போயிட்டேரு ஒரு ரூபாய்க்கு பலூன் வித்தா எனக்கு கட்டுப்படி ஆகாது சார் விருப்பம் இருந்தா கொடு இல்லனா கிளம்பி போ அந்த ஆள் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அவன் வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மா கீழே படுத்திருக்கிறத பார்த்தான் அப்புறம் ராதா பக்கத்துல உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தா உடனே விமல் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து ரமாவோட முகத்துல தெளிச்சு விட்டான் அப்புறம் ரமாவுக்கு மயக்கம் தெளிஞ்சு சுய நினைவு வந்துருச்சு அப்ப ரமா என்ன சொன்னாங்கன்னா பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லப்பா கடந்த ரெண்டு நாளா நான் எதுவுமே சாப்பிடல எதெல்லாம் மிச்சம் மீதி இருந்ததோ அதெல்லாம் உனக்கும் உன் தங்கச்சிக்கும் பகிர்ந்து கொடுத்தேன் அதனாலதான் எனக்கு கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சு அதனால கீழே விழுந்துட்டேன் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்ல அம்மா நான் இப்போவே போய் கொஞ்சம் மருந்தும் மாத்திரையும் வாங்கிட்டு வரேன் ராதா நீ அம்மாவை பத்திரமா பாத்துக்க இத பாருப்பா இன்னைக்கு கூட நீ எந்த பலூனையும் விக்கவே இல்லல்ல மருந்து மாத்திரை வாங்கணும்னா பணத்துக்கு நீ எங்கப்பா போவ நீங்க அத நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா விமல் பஜாருக்கு போய் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு வெளியே நின்னுகிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தான் அப்பதான் ஒரு ஆள் வந்து தலை சுத்தலுக்கும் ஜுரத்துக்கும் சேர்த்து ஒரு மாத்திரையை கேட்டாரு அப்ப அந்த மெடிக்கல் ஷாப் ஓனர் மருந்தை எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வச்சாரு உடனே விமல் அங்க போய் அந்த மருந்து மாத்திரையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தன்னோட வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சான் எல்லாரும் அவன் பின்னாடி ஓடி வந்தாங்க அவன் வீட்டுக்கு வந்ததும் ரமா அவன் கிட்ட என்ன கேட்டாங்கன்னா மருந்து எப்படி கிடைச்சதுன்னு கேட்டாங்க அதுக்கு விமல் சொன்னா அம்மா என்ன மன்னிச்சிருங்க அம்மா என்ன மன்னிச்சிருங்க நான் இந்த மாத்திரைய திருடிக்கிட்டு வந்திருக்கேன் அந்த நேரம் மெடிக்கல் ஷாப் ஓனரும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்தாரு அவங்க ரெண்டு பேரும் பேசினதை பார்த்துக்கிட்டே இருந்தாரு அப்ப ரமா என்ன சொன்னாங்கன்னா இங்க பாருங்கய்யா அவனை தயவு செஞ்சு அடிக்காதீங்க அவன் மருந்து மாத்திரையை எனக்காக தான் திருடிக்கிட்டு வந்தான் அதெல்லாம் பார்த்ததும் மெடிக்கல் ஷாப் ஓனர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு இங்க பாருப்பா ஒரு விஷயத்த தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கோ எந்த ஒரு நிலைமையிலும் எந்த பொருளையும் திருடக்கூடாது ஏழையின் வித்தியாசமான ஆட்டோ இது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் மயூரிங்கிற பேர்ல ஒரு கிராமம் இருந்துச்சு அங்க சீதாராமங்கிற பேர் கொண்ட ஒரு ஆள் இருந்தான் அந்த ஆளு ஒரு மேஸ்திரியா இருந்தான் அவனோட மகனும் மருமகனும் இறந்து போயிட்டாங்க அதனால சீதாராம் தன்னோட பேரன் சித்துவோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாரு சீதாராம் முதுமையால அவஸ்தப்பட்டுகிட்டு இருந்தாரு அதனால அவருக்கு மேஸ்திரியா வேலை செய்ய அதிகமா வேலைகள் எதுவுமே கிடைக்கல ஒரு நாள் அவர் தன்னோட வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது அப்போ அவரோட நண்பன் வீர் சிங் அந்த இடத்துக்கு வந்தாரு என்னப்பா எப்படி இருக்க சீதாராம் உன்னை பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி தோணுது நண்பா வீர் சிங் என்ன பண்றது என் நிலைமை அப்படி ஆயிடுச்சே எனக்கு என்ன தோணுதுன்னா இனிமே என்னால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாதுன்னு தோணுது என்னோட வருமானம் கூட ரொம்பவே குறைய ஆரம்பிச்சது ஆனா நான் என்னோட பேரனை கண்டிப்பா கவனிக்கணும்ல நான் ஏதோ ஒன்னு பண்ணி ஒரு வழியா அவனோட ஸ்கூல் ஃபீஸை கட்டிட்டேன் ஆனா என்னால அவனை தினமும் காலையிலயும் சாயங்காலமும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக முடியல இங்க பாருப்பா சீதாராம் இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட முதல்லயே சொல்லல நான் என்னோட ஆட்டோல உட்கார வச்சுக்கிட்டு கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுடுறேன் அப்புறம் ஸ்கூல்ல இருந்தும் பிக்கப் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன் அதை நினைச்சு நீ கவலைப்படாத வீர் சிங்குக்கு குழந்தைங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் அதனால அவரு சித்துவை மட்டும் இல்ல கிராமத்துல ஏழை குழந்தைகள் எல்லாரையும் தன்னோட ஆட்டோல உட்கார வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டாரு கொஞ்ச நாட்கள் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு ஆனா திடீர்னு ஒரு நாள் சித்துவ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக வீர் சிங் வரவே இல்லை எல்லா குழந்தைங்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அடுத்த நாள் கூட வீர் சிங் வரவே இல்லை உடனே சித்து சீதாராம் கிட்ட போய் சொன்ன தாத்தா தாத்தா வீர் சிங் தாத்தா ரெண்டு நாளா எங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக ஆட்டோ எடுத்துட்டு வரவே இல்லை எதுக்கும் நான் அவரோட வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வரேன் என்ன ஆச்சுன்னு நமக்கும் தெரியணும்ல அப்புறம் சித்து வீர் சிங்கோட வீட்டுக்கு போனான் அப்ப அங்க வீட்டுக்கு பக்கத்துல உடஞ்சு போயிருந்த ஆட்டோவை பார்த்தான் அவன் உள்ள போய் பார்த்ததும் வீர் சிங் தலையிலையும் கையிலையும் பேண்டேஜ் போட்டிருந்தத பார்த்தான் வீர் சிங் தாத்தா உங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சு இதெல்லாம் எப்படி நடந்துச்சு வாப்பா சித்து வா முந்தா நேத்து ஒரு லாரிக்காரன் குடி போதையில என் ஆட்டோ மேல வந்து மோதிட்டான்ப்பா எனக்கு சின்ன காயங்கள் தான் ஏற்பட்டிருக்கு ஆனா என்னோட ஆட்டோ மொத்தமா சின்ன பின்னமா ஆயிடுச்சு அதனாலதான் என்னால வர முடியாம போயிடுச்சு சித்து வீட்டுக்கு போய் எல்லா விஷயத்தையும் தன்னோட தாத்தா கிட்ட சொன்னான் அப்பதான் சித்து ஒரு விஷயத்த கேட்டான் இங்க பாருங்க தாத்தா வீர் சிங் தாத்தாவோட ஆட்டோவை சரி பண்றதுக்காக லட்ச ரூபாய் செலவாகும் போல இருக்கேன் நீங்க தான் பெரிய மேஸ்திரி ஆச்சே அதனால நீங்க அந்த ஆட்டோவை செங்கலும் சிமெண்டால புதுப்பிக்கலாம்ல அதோட இன்ஜின் சூப்பரா இருக்குல்ல அதோட பாடிக்கு மட்டும் வித்தியாசமான வடிவத்தை கொடுத்துடலாம் உன் ஐடியா ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்ப நான் நாளைக்கே என்னோட வேலையை ஆரம்பிச்சிடுறேன் அப்புறம் சீதாராம் ஒட்டுமொத்த ஆட்டோவுக்கும் கல்லு அப்புறம் சிமெண்டால ஒரு புது வடிவத்தை கொடுத்தாரு அடுத்த நாள்ல இருந்து பீம்சிங் அந்த ஆட்டோல மறுபடியும் எல்லா குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு போய் ஸ்கூல்ல விட ஆரம்பிச்சாரு அப்ப கிராமத்துல இருந்த ஜனங்கள்லாம் செங்கல்லாலையும் சிமெண்டாலையும் உருவான ஆட்டோவை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க சீதாராமோட இந்த வேலைய பார்த்துட்டு மறுபடியும் அவருக்கு ஏராளமான வேலைகள் தானா தேடி வர ஆரம்பிச்சது அப்புறம் சீதாராம் தன்னோட பேரன் கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாரு